அந்த பையனோட மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ தெரியல சரின்னு அவன் தங்கியிருந்த ரூமில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ரூம் போயிட்டு பார்க்குறா ஹனா அந்த ரூம் பூட்டி இருந்தது சரி ஒருவேளை நமக்கு முன்னாடி கோவில் போயிருப்பானோ அப்படின்னு அந்த பொண்ணு கோவிலில் போயிட்டு பார்க்குறா ஆனால் அவன் அங்கேயும் இல்லை அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணு போயிட்டு அந்த பையனை தேடி பார்க்குறா நிறைய டைம் அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறா ஆனால் அவன் எங்கேயுமே இல்லை அவனோட மொபைல் ஆஃப்லேயே தான் இருக்குது அன்னைக்கு ஃபுல்லாக இந்த பொண்ணு அவனை தேடிட்டே இருக்கா அன்றைக்கி நைட் ஆயிடுச்சு இந்த பொண்ணோட வீட்டில் இருக்கவங்க ஏன் இன்னும் இந்த பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்னு இந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதே பஸ் ஸ்டாப்பில் வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கா அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கவங்க அவளை பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போன அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல வீட்டில் இருக்கவங்க கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க இந்த பொண்ணு மனசில் வச்சுக்காம ஓனு கதறி அழுதுடுறா இதுதான் நடந்தது அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கவங்க அவளை புரிஞ்சுக்கிறாங்க அவளை புரிஞ்சுக்கிட்டு சரி நாங்கள் எல்லாம் தேடி பார்க்குறோம் அப்படின்னு அவங்களும் அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க சரின்னு இந்த பொண்ணு மறுநாள் என்ன பண்ணுறா ஒரு வேளை நம்ம வேலை செஞ்ச இடத்துக்கு அவன் வந்தாலும் வருவான் அப்படின்னு அவங்க வேலை செஞ்ச இடத்துல போயிட்டு பார்க்குறா அங்கே போனால் எல்லாருமே இந்த பொண்ணை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவன் எங்கே அப்படின்னு ஏன்னா அந்த வேலையில் அவனுக்கு மேனேஜர் போஸ்டிங் காத்துட்டு இருந்தது அதுக்குமே அவன் இல்லை இந்த பொண்ணுக்கு யார்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஆனால் அவ கூட வேலை செஞ்ச அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாள் அவகிட்ட மட்டும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணா உடனே அவளோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா சரி உன் கூட சேர்ந்து நான் அவனை தேடுறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தேட ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணோட வீட்லேயும் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அவன் எங்கேயுமே இல்லை அந்த பையன்தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு அவன் எங்கேயாச்சும் இருக்கான்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல அவன் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் எதுவுமே தெரியாமல் வெறும் தேடலோட அவளோட வாழ்க்கை இருந்தது கொஞ்ச நாள் போனதும் அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல அவள் என்ன பண்ணுறா யாருக்குமே தெரியாமல் சூசைட் பண்ணிக்கலாம் அவன் இல்லாத உலகத்தில் நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உடனே அந்த பொண்ணு மனசை தேத்த ஆரம்பிக்கிறாங்க அவளோட ஃப்ரெண்டு அவள் கூடவே இருக்கா அவள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவள் சொல்கிறத கேட்டு கேட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேத்திட்டே இருக்கா ஆனால் அவனுக்கு டெய்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா டெய்லி அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறா எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அவனோட மொபைல் அப்போ வரைக்குமே ஆஃபில் தான் இருந்தது இப்படியே ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு அந்த பெயின் ரொம்ப கொடுமையாக இருக்கும்ல அந்த பையன் எங்கே இருக்கானாச்சு தெரிஞ்ச அந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாள் ஆனால் எதுவுமே தெரியாமல் அவளோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு ஆனால் அந்த பொண்ணுக்கு அவளோட நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை அவன் எப்படியாவது வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவள் மனசில் ரொம்பவே அதிகமாக இருந்தது நாலு மாதம் முடிஞ்சிருது இப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு தேறி வந்துட்டே இருக்கா அப்படியே வந்துட்டே இருக்கும்போது நாலு மாதம் கழித்து அவளுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது அந்த கால் பண்ணது வேறு யாரும் இல்லை அந்த பையன்தான் அந்த பையன் வெறும் ஹலோன்னு மட்டும்தான் சொல்கிறான் அவனோட குரலை கேட்டதும் இந்த பொண்ணு என்ன பேசுறதுனே தெரியல பயங்கரமாக எழுதுகிட்டே இருக்கா எங்கே இருக்க எங்கே போன சீக்கிரம் வா உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இந்த வார்த்தைகள் மட்டும்தான் அவகிட்டேருந்து வந்துட்டே இருக்கு இந்த பொண்ணு அவனை பேசவே விடலை அந்த பையன் அவகிட்ட சொல்கிறான் சரி கொஞ்சம் இரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே இந்த பொண்ணு சரி என்ன பேச போகிற சீக்கிரம் வா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு உடனே அந்த பையன் சொல்கிறான் இல்லை என்னால் வர முடியாது நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த பொண்ணு அமைதியாயிடுறா சரின்னு பொறுமையாக அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறா சரி சொல்லு நீ எங்கே இருக்க அப்படின்னு உடனே அந்த பையன் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு நைட்டு நான் வேலை முடிஞ்ச ரூமுக்கு வந்தேன் ரூமுக்கு வந்து மொபைலில் படம் பார்த்துட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய வீட்டில் இருந்து ஒரு கால் வந்தது இந்த மாதிரி உன்னோட அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்தது ரொம்ப அவசரத்தில் நான் கிளம்பி போனேன் கிளம்பி போனதில் என்னோடய மொபைல் சார்ஜ் இல்லாமல் போயிடுது அதனால் என்னோடய மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன் போன இடத்துல என்னை எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அங்கே சீரியஸாக இருந்தது என்னோடய அம்மா இல்லை என்னோடய அத்தை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா அதுக்கு உடனே அந்த பையன் சொல்கிறான் என்னோடய அத்தை ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அந்த இடத்துல என்னோடய அம்மாவும் இருந்தாங்க நான் கேட்டேன் என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு அதுக்கு உடனே என்னோடய அம்மா என்ன சொன்னாங்க உடம்பு சரியில்லை தான் எனக்கு இல்லை உன்னோட அத்தைக்கு அவங்கள டாக்டர் ரெண்டு நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க சரின்னு என்னோடய அத்தையை போய் பார்க்க போனேன் என்னோடய அத்தை பயங்கரமாக அழுதாங்க என்னை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இன்னும் ரெண்டு நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளோட கல்யாணத்தை நான் சாகிறதுக்குள்ளே பார்க்கணும் நீ தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு கையில் தாலியை எடுத்து என் கையில் எங்கள் அத்தை கொடுக்குறாங்க அந்த நிமிஷம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லை என்னால் முடியாதுன்னு சண்டை போட்டேன் எங்கள் அம்மாவும் எங்கிட்ட பேசினாங்க நான் எல்லாத்தையும் சொன்னேன் என்னால் முடியாது என்னை விட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்லே சண்டை போட்டேன் ஆனால் என்னை அங்கே யாருமே விடலை நான் பேசுகிறது யாருமே காது கொடுத்து கூட கேட்கல எங்கள் அம்மா கிட்ட இருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் அம்மா இந்த மாதிரி என்னை நம்பி ஒரு பொண்ணு ஊரில் இருக்கா அவளை நான் லவ் இருக்கா அப்படின்னு கத்துறேன் கெஞ்சுறேன் ஆனால் எங்கள் அம்மா என்ன கேட்குறாங்க ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்க உயிர் பெருசா இல்லை உன்னோட காதல் பெருசா அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பெட்டில் படுத்துட்டு உயிருக்கு போராடிட்டு தாலியை கொடுத்துட்டு இருக்க என்னோட அத்தை ஒரு பக்கம் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் எங்கே அப்படின்னு சொல்கிற என்னோடய அம்மா ஒரு பக்கம் எனக்கு வேறு வழி தெரியல என்னோடய அத்தை பொண்ணை நான் அந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சு என்னோடய அத்தை முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாயிட்டா உடனே அந்த பையன் ஹலோ லைனில் இருக்கியா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை எப்படியோ மனசை தேத்திட்டு உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நான் கால் பண்ணேன் எனக்கு தெரியும் எனக்காக நீ வெயிட் பண்ணிகிட்ருப்ப அப்படின்னு ஆனால் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் கால் பண்ணேன் இப்போ வரைக்குமே இந்த மேரேஜை நான் ஏற்றுக்கல இன்னமும் உன்னோட ஞாபகத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் இந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்கா அப்படியே அவனோட காலை கட் பண்ணிடுறான் கட் பண்ணிவிட்டு அப்போ வரைக்குமே ரொம்ப அமைதியாயிட்டா உடனே அவளோட ஃப்ரெண்டு அங்கே வரா இந்த பொண்ணு பயங்கரமாக அழுகுறா மொபைலை தூக்கி போட்டுட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் இது எல்லாத்தையும் சொல்கிறா அவள் வீட்டில் கூட இதை சொல்ல முடியாது அழுதுகிட்டே இருக்கும்போது சரின்னு அவளோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா அவன் காணாமல் போனது போனதாகவே இருக்கட்டும் அப்படியே விட்டுரு அப்படின்னு அவளோட மொபைல் எடுத்து அவனோட நம்பரை பிளாக் பண்ணுறா ஆனால் இந்த பொண்ணு அவனை மறக்க முடியாமல் இப்போ வரைக்கும் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்காம அப்படியே தான் இருக்கா அவனோட ஞாபகத்தோடு இது அந்த பொண்ணோட தப்பா இல்லை இந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பையனோட தப்பா இல்லை இவங்க லவ் பண்ணது இந்த விதியோட தப்பான்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் லவ் ஸ்டோரியும் என்னோடய வாய்ஸில் கேட்கணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் நந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க